ஹலோ எங்களோட ரெசிபீஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க உங்கள் கமெண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் இது வரைக்கும் வந்து த்ரீ ஹண்ட்ரட் மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க உங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் தேங்க்ஸ் பண்ணுறோம் இப்போ என்றைக்கு வந்து ஒரு கேக் பண்ணலாம் இது வந்து ஏற்கனவே வந்து மேரி பிஸ்கெட்டில் வந்து கேக் போட்டிருக்கேன் அது வந்து மைக்ரோவேவில் பேக்கிங் மோடில் செஞ்சது இன்றைக்கி வந்து அஞ்சு நிமிஷத்தில் நம்ம ஒரு கேக் பண்ண போகிறோம் அதுவும் மைக்ரோவேவில் தான் பட் அது பே இது வந்து குக்கிங் மோடில் வந்து நம்ம ஃபைவ் மினிட்ஸில் பேக் பண்ண போகிறோம் கேக்கு இப்போ இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்லிஜி பிஸ்கெட் எடுத்திருக்கேன் இதுவும் ம மேரிகோல்டும் எடுத்திருக்கேன் ரெண்டு பிஸ்கெட்டும் சேர்ந்து ஒரு இரநூறு கிராம் வரும் இது இதுக்கு மற்றதெல்லாம் பார்க்கலாம் என்னென்ன தேவைன்னு ஒன்றுலேருந்து ஒன்றரை வரைக்கும் வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம தேவைப்பட்டால் எவ்வளோ வேணுமோ அதை ஊற்றிக்கலாம் அரை கப் சர்க்கரை இது நம்ம பொடிச்சிக்கலாம் கொஞ்சம் டாப்பிங்ஸ்க்கு வந்து நட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேன் ரைசன்ஸ் டியூட்டி ஃப்ரூட்டி ஆல்மண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் எசன்ஸ் வனிலா எசன்ஸ் கொஞ்சம் வந்து காஃபி பொடி ப்ரூ இன்ஸ்டன்ட் காஃபி பொடி கொஞ்சம் வச்சுருக்கேன் ஃப்ளேவருக்கு ஃப்ளேவரும் கொடுக்கும் கலரும் கொடுக்கும் ஒரு பவுல் வந்து மைக்ரோவேவ் சேஃப் பவுல் வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் கீ போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன் இதை வந்து உள்ளே போட்டோன்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம கேக் வந்து வெளியே எடுத்துடலாம் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது வந்து சர்க்கரை பொடிச்சிக்கலாம் பிஸ்கெட்டை வந்து நல்லா பொடி பண்ணிக்கலாம் இப்போ பிஸ்கெட்லாம் பொடிச்சாச்சு இப்போ நம்ம சர்க்கரையும் பொடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சர்க்கரையும் பொடி பண்ணிட்டோம் இதுக்கு கொஞ்சம் வந்து அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் வந்து நம்ம சர்க்கரையில் போட்டு கொஞ்சம் கலந்துக்கலாம் இப்போ வந்து இதை ஒரு பவுலில் வந்து பிஸ்கெட் பொடியெல்லாம் எடுத்துட்டேன் இப்போ வந்து இந்த சர்க்கரையும் வந்து கலக்கின பேக்கிங் பவுடரையும் வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஏன் நான் அதில் போட்டேன்னா அது நம்ம வந்து யூஸ்வலாக வந்து கேக் பண்ணும்போது ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஜலிப்போம் இது நம்ம ஜலிக்கிறது இல்லை அதனால் நான் போட்டேன் இப்போ வந்து நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் வந்து காஃபி தூள் எடுத்திருக்கேன் இதை கொஞ்சம் நம்ம பாலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதெல்லாம் வந்து நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம் இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்துட்டோம் இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்த பின்னாடி நம்ம பால் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கலக்கலாம் இப்போ வந்து நம்ம வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம் காஃபி பொடியும் ஊற்றிக்கலாம் காஃபி இந்த பாலில் கலக்கி வச்சது அதையும் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பால் சேர்த்து நம்ம கலக்கலாம் இப்போ எல்லாம் கலக்கிட்டோம் பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு கலக்கிக்கோங்க இதுக்கு வந்து ஒன்றே கால் கப்பு பால் தேவைப்பட்டுச்சு இது இவ்வளோ தான் போ ஊற்றணும் அப்படின்னு வந்து அளவு இருக்குது ஆனால் வந்து நம்ம பிஸ்கெட் எடுக்கிறத பொறுத்து இப்போ வந்து நான் இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து நான் வந்து க கலக்க கலக்க வந்து எனக்கு ஒன்றே கால் கப்பு பால் வந்து தேவைப்பட்டுச்சு நீங்கள் வந்து ஒன்றரை கப் வரைக்கும் எடுத்துக்கலாம் அதில் வந்து இந்த கன்சிஸ்டன்சி வரைக்கும் வந்து நம்ம கலக்கிக்கலாம் சில பிஸ்கெட்ஸ் வந்து கொஞ்சம் நிறையா கூட பிடிக்கும் சிலது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்கும் இப்போ வந்து நம்ம நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம அந்த பவுலில் வந்து ஊற்றிக்கலாம் இப்போ இதுக்கு நான் பேப்பர் வந்து எப்படி கட் பண்ணுறது ரவுண்டாக கட் பண்ணுறது இல்லைன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் இப்போ ஒரு இப்போ இதை வந்து இந்த இதை வந்து தலைக்கீழாக வந்து போட்டுக்கோங்க இப்போ இந்த பேப்பர் வந்து இப்படி இருக்குது இப்படி இந்த பேப்பர் நம்ம கட் பண்ணும் போது வந்து இவ்வளோ பெருசு நான் கட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை வந்து இப்படி மடிச்சுக்கோங்க இப்படி மடிச்சுட்டு அதே போல் இந்த பக்கமும் நம்ம மடிச்சுக்கலாம் இப்போ நாலாக மடிச்சுக்கோங்க இப்போ நாலாக மடிச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த சென்டர் சென்டர் வந்து தோராயமாக வந்து பார்த்துக்கோங்க இந்த சென்டர் பார்த்துட்டு இதுக்கும் இந்த எண்டுக்கு இது பாருங்கள் இந்த எண்டுக்கு வந்து மடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த எண்டை வந்து நம்ம மடிச்சுக்கலாம் இப்போ இந்த கார்னர் வந்து நமக்கு கிடச்சிருச்சு பாருங்க இப்போ இப்படி நம்ம மடிச்சுக்கலாம் பாருங்கள் இது ஈஸி தான் நாலாக மடிச்சுட்டு இந்த கார்னர் வந்து மடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் இதை மடிக்கணும் அவ்வளோதான் இதை வந்து கரெக்டாக வந்து இங்கே வந்து ஒரு தோராயமாக வந்து சென்டர் வந்து கண்டுபிடிச்சி இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு இங்கே வந்து நீங்கள் அந்த மார்க் பண்ணிக்கோங்க இந்த இதுவில் வந்து நம்ம கட் பண்ணால் போகிறோம் அந்த உள்ளே இருக்கிற வந்து ரவுண்டு நம்ம கா பார்க்குறதுக்கு இப்போ நான் கட் பண்ணி கா காட்டுறேன் இப்போ கரெக்டாக வந்துருச்சு இது உள்ளே வந்து நம்ம அந்த கேக் மிக்சரை ஊற்றிடலாம் இப்போ நம்ம வந்து ஃபைவ் மினிட்ஸ் ஹை பவரில் குக் பண்ணிக்கலாம் Parle G Marie biscuit cake ready ஆகிடுச்சு இது பாருங்கள் கரெக்டாக ஃபைவ் மினிட்ஸ் அழகாக வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்